ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாடச் சொன்னான் என்ன பாடத் தோன்றும் உண்மை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்ன பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை தாலாட்டு பாட தாயாகவில்லை உன்னை ஒன்று கேட்பே உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னார் என்ன பாடத்தோ அன்பை மூட்டை கட்டி கொண்டு நம்பிக்கை இல்லாதவர்களின் காலடியில் உட்கார்ந்திருந்தாலும் பிரித்து பார்ப்பதை விட எட்டி உதைத்து ரசிப்பதையே விரும்புவார்கள்